குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம லட்சுமி ஸ்ரீ ஓம் குருவே நமக வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போவது சிம்ம ராசிக்கான ராகுகேது பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி பத்தொம்போது ஐந்தாம் இடத்தில் சனியும் கேதுவும் தனுசு வீட்டில் பிறகு பதினொன்றா சிம்மத்திற்கு பதினொன்றாம் இடமான மிருனத்தில் ராகுவும் இருக்கிறார் முதல்ல ஐந்தாம் இடம்னா என்ன அதன் காரகத்துவங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம் ஐந்தாம் இடம் உங்கள் குலதெய்வ உங்கள் குலதெய்வம் பாட்டனார் வழி வணங்கி வந்த தெய்வம் ஐந்தாம் பாவம் உங்கள் எண்ணம் அதாவது நீங்கள் எதரை நோக்கி செயல்பட போகிறீங்க அப்படின்னு ஒரு முடிவு செய்வது தாத்தா பூர்வீக சொத்து உங்கள் பூர்வீக நிலம் உங்கள் குழந்தைகளை முதல் குழந்தையை குறிப்பது ஐந்தாம் பாவம் பதினொன்றாம் இடம்னா என்ன பதினொன்றாம் இடம்னா உங்களுக்கு நிறைவேறும் ஆசைகள் ஒரு விஷயத்தை நினச்சிருப்பீங்க அது நடக்குமா நடக்காதா அதை வந்து நிறைவேற்றி கொடுப்பது பதினொன்றாம் இடம் பிறகு உங்கள் சித்தப்பா உங்கள் அப்பாவின் சகோதரர் அவர்கள் அப்புறம் வந்து உங்கள் மருமகன் அல்லது மருமகள் இப்போ ஐந்து பதினொன்று இந்த இதில் வந்து கேதுவும் ராகுவும் இருக்குது ஐந்தாம் இடத்துல சனி கேது இருக்குது அப்போனா என்ன நடக்குங்க அப்படின்னா இனி வரும் காலகட்டத்தில் வந்துட்டு உங்களுக்கு பூர்வீகம் சம்மந்தப்பட்ட ஒரு அமைப்புங்கிறது வந்து உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும்படியாக இருக்கலாம் சரிங்களா அல்லது பூர்வீகம் சம்மந்தப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது அதாவது உங்கள் ஜா ஜாதகத்தில் அந்த நிலம்ங்கிற ஒரு அமைப்பு இரு இருந்தால் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இல்லாமல் உங்களை விட்டு கைவிட்டு போகணும் அது இந்த காலகட்டமாக தான் இருக்கும் பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்பு உருவாகும் அதாவது அதன் சம்பந்தப்பட்ட ஒரு பஞ்சாயத்து உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ரெண்டு காலகட்டத்தில் குலதெய்வ கோயிலுக்கு வந்து இவ்வளோ நீங்கள் செய்யாமல் இருந்திருப்பீங்க அதனால் ஒரு தோஷம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதற்கான ஒரு ஒரு சம்பவத்தை இயல்பாகவே இந்த காலகட்டத்தில் வரும் ஒன்றரை வருடம் கால காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு அந்த சம்பவம் வருங்க நீங்கள் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போவீங்க போயிட்டு வந்து அந்த பரிகாரத்தை செய்யும் ஒரு நேரத்துக்கு கிடந்து செய்யாமல் அது இப்போ திடீர்னு உங்களுக்கு ஞாபகம் வரலாம் அப் நீங்கள் அங்கே போவீங்க ஆன்மீக பயணம் ஒரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஒரு தானமும் தர்மமும் இந்த காலத்தில் அதிகமாக நீங்கள் பண்ணுவீங்க ஐந்தாம் இடத்தில் சனியும் கேதுவும் அப்படின்னு இருந்தால் ஐந்தாம் இடம் சம்மந்தப்பட்ட ஆன்மீக விஷயங்கள் நிறைய தெரிந்து கொள்வீர்களுங்க நான் வந்து சொல்ல சொல்லிட்டு இருந்தேன் எல்லா ராகுகிற பேச்சும் எப்படிங்க ஆன்மீக விஷயங்களை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க மற்றவர்கள் கவனித்தவர்கள் சனியும் கேதுவும் சேர்க்கை ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தாக்கத்தை நிச்சயமாக கொண்டு வரும் அனைத்து அனைத்து ராசிக்காரர்களுக்கும் அது வெவ்வேறு விதமாக சிலருக்கு வந்து தானமும் தர்மமாகவும் சிலருக்கு ஜோதிடம் கற்றும் சிலருக்கு அதன் சம்மந்தப்பட்ட ஒரு பாதிப்பு ஏற்பட்டும் இப்படியும் வரும் உங்களுக்கு என்ன அதன் சம்மந்தப்பட்ட ஒரு படிக்கணும் ஒரு எண்ணம் உருவாகும் இந்த குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் ஒரு பரிகாரம் செஞ்சுட்டு வரீங்க அந்த மாதிரி உருவாகும் அப்புறம் உங்கள் குழந்தைகள் உங்கள் முதல் குழந்தை ஐந்தாம் பாவம் அவங்களு அவர்களுக்கு ஒரு நல்ல நிலையில் முன்னேறுவதற்கான வாய்ப்பு அதாவது இந்த செப்டம்பருக்கு அப்புறம் சில பேர் வந்து தனது பூர்வீக இடத்துக்கே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுங்க பதினொன்றாம் இடத்துல இருக்கிற ராகு என்ன பண்ணுன்னா ஒரு ஆசையை நிறைவேற்றி வைக்கும் உங்கள் பூர்வீகம் தமிழ் இதெல்லாம் இவ்வளோ நாள் நடந்துச்சு இதுலேருந்து நம்ம வந்து சொத்தை விட்டுற வித்துடலாம் அப்படிங்கிற ஒன்று எண்ணம்லாம் இருந்துச்சுன்னா அந்த ஆசையை பதினொன்றாம் இடத்துல ராகு உண்டு ஒரு பிரம்மாண்டமாக ஒரு சாதாரணமாக எடுத்து நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக விலைக்கு போட்டு விற்கலாமே அப்படிங்கிற ஒரு ஒரு ஆசையை உருவாக்கும் ஒரு விஷயத்துக்கு நம்ம தானமும் தர்மம் கோயில் இன்னும் இன்னுமே அது சொன்ன நினைச்சத விட நம்ம அதிகமாக செய்யலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி விட்டு செல்லும் இதில் நாலாம் இடத்துல இருக்கிற பகவான் என்ன பண்ணுவார்னா உங்கள் வீட்டுக்கு அதிகமாக போக முடியாமல் இல்லை வாகனம் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திக்கிட்டு அந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்குவார் அதனால் முக்கியமாக வந்து ரீசர்ச்சு சைக்காலஜி அப்புறம் வந்து மெடிசின் சம்மந்தப்பட்ட படிப்பில் இருக்கிற மாணவர்களுக்கு இது ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும் ஏன்னா ஒரு ஆராயும் திறன்கிறது இந்த காலத்தில் அவங்களுக்கு அதிகரிக்கும் அந்த ஈடுபாடு இயல்புலேயே அதிகமாக இருக்கும் யாராவது ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்களில் சிம்ம ராசிக்காரர்கள் அப்படியே அவங்க இருந்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து ஒரு உங்கள் அறிவு சார்ந்த ஒரு விஷயத்தை வளர்த்து கொள்வதற்கு ரொம்ப மிகச்சிறந்த காலம் ஆனால் உங்கள் மேல் சில விமர்சனங்கள் உண்டு பண்ணும் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது உங்கள் மேலே ஒரு கரையை ஏற்படுத்திவிட்டு செல்லும் நீங்கள் ஆன்மீகம் சார்ந்த ஒரு துறையிலையோ அல்ல ஆன்மீகம் சார்ந்த ஒரு பணியோ செய்யும் பொழுது மற்றபடி இது உங்களுக்கு மிக சிறப்பான காலகட்டமாக இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நன்றி ஓம் சிவோம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம லட்சுமி ஓம் குருவே நமக வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போவது